சென்னை மயிலாப்பூரில் தொழில் அதிபரையும் அவரின் மனைவியையும் கொன்று ஆயிரம் பவுன் நகைகளை கொள்ளையடுத்த சம்பவத்தில் கார் டிரைவர் உட்பட இருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் தொழில் அதிபர் ஸ்ரீகாந்தும் அவரது மனைவி அனுராதாவும் அமெரிக்காவில் உள்ள தங்களது மகள் சுனந்தாவை பார்ப்பதற்காக கடந்த மார்ச் மாதம் சென்னையில் இருந்து புறப்பட்டு சென்றனர் கற்பணியாக இருந்த மகளுக்கு குழந்தை பிறந்ததும் சில மாதங்கள் அமெரிக்காவிலேயே தங்கியிருந்த கணவன் மனைவி இருவரும் அமெரிக்காவில் இருந்து புறப்பட்டு நேற்று அதிகாலை மூன்று மணி அளவில் சென்னை விமான நிலையம் வந்தனர் இருவரையும் அவர்களது டிரைவர் கிருஷ்ணா மயிலாப்பூரில் உள்ள வீட்டுக்கு அழைத்து சென்றார் அங்கு வைத்து தனது நண்பர் ரவி என்பவருடன் சேர்ந்து ஸ்ரீகாந்தையும் அனுராதாவையும் திடீரென தாக்கிய டிரைவர் கிருஷ்ணா இருவரையும் வீட்டில் வைத்தே துடிக்க துடிக்க கொலை செய்துள்ளார் ஏற்கனவே வீட்டில் இருந்த நகைகளை மூட்டை கட்டி வைத்திருந்த டிரைவர் கிருஷ்ணாவும் அவரது நண்பர் ரவியும் தொழில் அதிபரையும் அவரது மனைவியையும் விடியும் முன்னர் ஒன்றாக புதைப்பதற்கு முடிவு செய்தனர் தொழில் அதிபர் ஸ்ரீகாந்துக்கு கிழக்கு கடற்கரை சாலையில் நெமிலிச்சேரி பகுதியில் உள்ள சூலேரி காட்டில் பிரமாண்ட பண்ணை வீடு உள்ளது அந்த வீட்டுக்கு உடலை கொண்டு சென்று புதைப்பதற்கு முடிவு செய்தனர் இதன்படி ஸ்ரீகாந்தின் காரிலேயே இரண்டு பேரின் உடல்களையும் மூட்டை கட்டி தூக்கி போட்டனர் பின்னர் மயிலாப்பூரில் இருந்து மின்னல் வேகத்தில் காரை எடுத்துக்கொண்டு நெமிலிச்சேரி பண்ணை வீட்டுக்கு சென்றனர் அங்கு ஸ்ரீகாந்த் அனுராதா இருவரின் உடல்களையும் பெரிய குழி தோண்டி புதைத்தனர் பின்னர் கொள்ளை அடித்த நகைகளுடன் தப்பிச் சென்ற கிருஷ்ணா அவரது நண்பர் ரவி இருவரும் ஆந்திர மாநிலம் ஓங்கோலில் வைத்து கைது செய்யப்பட்டனர் இந்த கொலை சம்பவத்தில் திரைவர் கிருஷ்ணா அவரது நண்பரான டார்ஜிலிங்கை சேர்ந்த ரவிராய் இருவரும் ஈடுபட்டுள்ளனர் நகை பணத்துக்கு ஆசைப்பட்டு இருவரும் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கொலையாளிகளிடமிருந்து ஆயிரம் பவுன் நகை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இதன் எடை ஒன்பது கிலோவாகும் அறுபது இருந்து எழுபது கிலோ வரையில் வெள்ளிப் பொருட்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன போலீஸ் பிடியில் சிக்காமல் எப்படியாவது நேபாளத்துக்கு தப்பிச் சென்று விட முடிவு செய்து காரில் வேகமாக சென்றனர் ஆறு அல்லது ஏழு மணி நேரம் கழித்திருந்தால் நேபாளம் சென்றிருப்பார்கள் கொலையாளிகளை கைது செய்து விசாரணை நடத்திய பிறகே இருவரும் கொன்று புதைக்கப்பட்டது தெரியவந்தது இருவரும் நேற்று மாலை ஆறு மணி அளவில்தான் பிடிபட்டனர் அதன் பின்னரின்று உடனடியாக உடல்களை தோண்டி எடுத்து உடற்கூறு ஆய்விற்கு அனுப்பி வைத்தனர்